Smoking kills drinking is injurious to health புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் புகைப்பிடித்தல் உயிரை கொள்ளும் மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது ராணுவ படையில நான் பணியாற்றி இருக்கேன் இன்னைக்கு உயிர் பிழைக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தரப்போறேன் டப்பிங்கு அதனால கொஞ்சம் டிலேவா தான் இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இப்ப நாம குதிக்க போறோம் three two one <laughs> hey, y'all, come look at this. இல்லை ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா खत्म bye bye tata goodbye गया ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு நீங்களாம் யாருடா